ஓகே நம்ம வந்து இந்த சத்தியமேவ ஜெயத்தை இல்லையா அந்த பாடம் தான் படிச்சுட்டு இருக்கோம் சத்தியமேவ விஜயத்தை அதுல படிச்சுட்டு இருக்கோம் ஸோ அந்த திருடன் வந்து திருடினா ஆஹ் அதுக்கப்புறம் அடுத்த நாள் கார்த்தால வந்து அந்த அந்த ராஜா வந்து போய் அந்த திருடு ராஜாவும் ஒன் ஆஃப் த திருடன் அந்த திருடன் நினைச்சிருந்தான் அடுத்த நாள் கார்த்தால அந்த ராஜா வந்து தன்னுடைய மந்திரிய அனுப்பிச்சு அந்த ட்ரெஷரிய பார்க்க கோஷத்தை போய் பார்த்துட்டு வர சொல்றாரு அந்த மந்திரி வந்து ரொம்ப பொல்லாதவன் அவன் வந்து என்ன பண்றான் அங்க மூணு வஜ்ரம் இருந்தது வைரம் இருந்தது ரெண்டுத்ததான் தான் வந்து அந்த திருடன் திருடினான் அது ராஜாக்கு நன்னா தெரியும் because in order to split it equally அவன் ரெண்டு தான் திருடினான் பட் இந்த இவன் என்ன பண்ணிட்டான் இந்த மந்திரி வந்து மூணாவது வஜ்ரத்தை தான் திருடி வச்சுன்னுட்டும் அதையும் அவன் தான் திருடி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி பழிய போட பார்த்தான் இல்லையா நம்ம வந்து வி ஸ்டாப்ட் வித் துவயா கோஷாகாராத்து இப்ப வந்து அந்த மந்த் அவன் தான் அந்த இவன் சோரன் வந்து அவன் குரு வந்து சத்தியத்தை தான் பேசணும்னு சொல்ற சொன்னதுனால அவன் வந்து வீட்டு அட்ரஸ் எல்லாத்தையும் ராஜா கிட்ட கொடுத்துட்டு போனான் சோ வந்து அந்த அந்த திருடனையே வந்து அங்க வந்து அழைச்சிட்டு வர சொன்னான் ராஜா சரியா ஆஹ் சோ அந்த அழைச்சிட்டு வந்துட்டு ராஜா மந்திரினக குதந்திரம் ஞாத்வா சபதி அபிஜான முக்துவா ரக்ஷகபட்டானு சோரகிரகம் பிரதி சம்பிரேஷிய சோரம் ஆனையா மாச சரியா ராஜா வந்து என்ன பண்ணார் மந்திரினகா குதந்திரம் ஞாத்வா இந்த மந்திரியினுடைய கெட்ட புத்திய தெரிஞ்சுனுட்டும் சபதி அபிஜான முக்துவா இமீடியட்லி டோல் த இது அந்த அந்த அந்த திருடனுடைய வீடு எல்லாத்தையும் அட்ரஸ் அவனுடைய அந்த இது ஐடென்டிபிகேஷன் எல்லாமா எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டு ரக்ஷக பட்டானு அப்படின்னா சோல்ஜர்ஸ் அவளை சோரகிரகம் பிரதி சம்பிரேஷிய சோரனுடைய வீட்டை குறிச்சு அனுப்பிச்சு சோரம் மாச ஆஷின் வந்தான் ராஜானம் சோரக திருஷ்டுவாபி ந அபிஜாத்தவான் சோரக ராஜானம் திருஷ்டுவாபி ந அபிஜாத்தவான் திருடனானவன் ராஜாவை பார்த்த பொழுதிலும் கூட he couldn't recognise because the other day the raja was in a different attire இன்னைக்கு வந்து ஒரு ராஜாவா கிரீடம் அந்த ஒரு அட்டையர்ல ஹி குடன் ரெகனைஸ் சோ அப்ப வந்து கேக்குறார் துவயா கோஷாகாராத்து கிம் சோரிதம் உன்னால் அந்த ட்ரெஷரியில இருந்து என்ன திருடப்பட்டது சத்தியம் வத இது புஷ்டவான் ராஜா உண்மைய சொல்லு அப்படிங்கறத ராஜா கேட்டார் திஸ் வி ஸ்டாப்ட் கரெக்டா கரெக்ட் படிங்க ஷைலினி மேடம் ஹூவர் படிங்க சசிகலா மேடம் படிங்க ஓகே ஆமா மகாராஜா அகம் சத்தியமேவ வதாமி மகாராஜா அகம் சத்தியமேவ வதாமி நான் உண்மையை தான் சொல்றேன் here chaurya chauryaya avam dvau samagatau parantu chauryam chaurmayeva kritam maya eva kritam so aham satyameva vadami ह्यः चौर्याय आवां द्वौ समागतौ ह्यः न एस्टडे நேத்தி எஸ்டே நேத்தி சௌரியாய திருடுறதுக்கோசரம் ஃபார் தீவிங் ஆவாம் துவவ் நாங்க ரெண்டு பேரும் சமாகத்தோம் two of us came to steal பரந்து பட் சௌரியம் மயா ஏவ கிருத்தம் மயா பிளஸ் ஏவ மயைவ சரியா விருத்தி சந்தி அது பேரு ஆ ஏ சேர்ந்து ஐயின் இருக்கு பரந்து ஆனா சௌரியம் அப்படின்னா அந்த திருடு stealing I only stole the items நான் ஒண்டி தான் திருடினேன் the other person who was with me did not do anything அப்படின்னு சொல்றோம் நெக்ஸ்ட் <clears throat> ஏகஸ்யாம் பேட்டிகாயாம் த்ரீணி வஜ்ராணி ஆசன் ஏகஸ்யாம் பேட்டிகாயாம் ஒரு பேட்டிகாவில் பேட்டிகானா பாக்ஸ் ஏகஸ் பேட்டிகாங்கிறது ஸ்திரீலிங்கம் சப்தமியில இருக்கு அதனால அதுக்கு அப்ஜெக்டிவா இது வந்திருக்கு ஏகஸ்யாம்ங்கிறது இட் டிஸ்கிரைப்ஸ் இஸ் பேட்டிகா சோ ஏகஸ்யாம் பேட்டிகாயாம் ஒரு பொட்டியில் த்ரீணி வஜ்ராணி ஆசன் there were there are there were three diamonds ஓகேவா अदा अदार्ति विभाग அர்த்த அர்த்த விபாகம் அர்த்த பிளஸ் அர்த்த அர்த்தார்த்த சவர்ண தீர்க்க சந்தி அர்த்த अर्धार्ध பிளஸ் विभाग हम्म. हाँ, अर्धार्ध विभाग क्लेशं परि परिहृतुं द्वे वज्रं परिहर्तुं? परिहर्तुं द्वे वज्रम् एव मया स्वीकृते ஹம் சோ வந்து என்ன அர்த்த அர்த்த விபாக கிளேஷம் பரிகர்த்தும் in order to ward off the difficulty of splitting it equally அர்த்தம்னா பாதின்னு அர்த்தம் அர்த்த அர்த்த விபாக கிளேஷம்னா பாதி பாதியா விபாகம்னா பிரிக்கிறது டிஸ்ட்ரிபியூட் பண்றது அதனுடைய கிளேஷம்னா டிஃபிகல்ட்டி அதை பரிஹர்த்தும் அப்படின்னா டு வார்ட் ஆஃப்னு அர்த்தம் அது அந்த டிஃபிகல்ட்டிய வார்ட் ஆஃப் பண்றதுக்கோசரம் துவே வஜ்ரே ஏவ மயா ஸ்வீகிருதம் I took only Two diamonds I tend take three புரியுறதா ஆஹ் மயா ஸ்வீகிருத்தே சதி என்ன ஆச்சு அப்படின்னா வஜ்ரே ஸ்வீகிருத்தே என்னால் எடுத்துக்கொள்ளப்பட்டது ஓகேவா ततः Hmm. एकम् अन्यास्मै दत्वा एकमेवाहं स्वीकृतवान् ஸ்வீகிருத்தவான் ஏக் ததஹ ஸ்வீகிருத்தவான். ததஹ தென் ஏகம் பிளஸ் அந்யஸ்மை ஏகம் அந்யஸ்மை ஏகம்ங்கிறது ஒண்ணு அந்யஸ்மை அப்படிங்கிறது இன்னொருத்தனுக்கு சதுர்த்தியில இருக்கு சரியா ஏகம் அந்யஸ்மை தத்வா I gave one to the other person ஏகமேவ அகம் ஸ்வீகிருத்துவான் and I took only one சரியா ஏகமேவ அப்படிங்கிறது only I took only one and I gave the other one to the other person சரியா ஸ்வீகிருத்தவான் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன பிரத்யம் ஆமா இக்த பிரத்யம்ங்கிறது ஸ்வீகிருத்தகான்னு வரும் யா இந்த ஸ்வீகிருத்தவான்ங்கிறது புல்லிங்கம் இதுல வந்து ஸ்திரீலிங்கம் பார்த்தெல்லாம் ஸ்வீகிருத்தவதி அப்படிங்கிறது ஸ்வீகிருத்தம் அப்படிங்கிறது உங்க ஸ்வீகிருத்து அப்படின்னு வந்ததுன்னா அது வந்து நபும்சகலிங்கம் சரியா சோ ததா ஏகம் அந்யஸ்மை தத்வா by giving one to the other person ஏகமேவ அகம் ஸ்வீகிருத்தவான் சோ இந்த இடத்துல ஏகம் பிளஸ் அந்யஸ்மை ஏகம் அந்யஸ்மைன்னு ஆயிருக்கு சரியா ஒரு நிமிஷம் I'm show. Just uh, share the screen. Mm. So இங்க ஏகம் இந்த ஸ்கிரீன் தெரியறது இல்லையா எல்லாருக்கும் ஏகம் பிளஸ் அன்யஸ்மை ஏகம் பிளஸ் அன்யஸ்மைன்னு ஒரு வார்த்தை இருக்கு சரியா அதுதான் உங்களுக்கு வந்து ஏக மன்யஸ்மை அப்படின்னு ஆயிருக்கு இன்னொரு வார்த்தை பார்த்தேன்னா ஏகமேவ அகம் இருக்கு இல்லையா அது எப்படி அப்படின்னா ஏக ஏகம் பிளஸ் ஏவ பிளஸ் அகம் இது மூணும் சேர்ந்து உங்களுக்கு ஏக்கமேவாகம் அப்படின்னு ஆயிருக்கு சரியா ஓகேவா ஓகே சரி ஒரே நிமிஷம் நெக்ஸ்ட் படிங்க ஓகே ஒன் மினிட் ம் ய துக்தம் சௌரே சௌரே நைட் चौरे नैर्तेन Ah. तदस् சோரேன சோரேன ஏதேன चौरेण एतेन तदसत्यम् ம் ஓகே இவ தேன இருக்கீங்க இதுவும் ஓகே எது உக்தம் சோரேன தேன தது அசத்தியம் சோ வந்து எது சோர தேன சோரேன இல்லைன்னா ஏதேன சோரேன இந்த டெக்ஸ்ட்ல வந்து ஏதேனன்னு இருக்கு சோரேன பிளஸ் ஏதேன சோரேன் ஏதேன அப்படின்னு வரும் சரியா நீங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியுதா உங்களுக்கு ஒரு நிமிஷம் இதுல பாத்தீங்கன்னா பிளஸ் ஏதேன சேர்ந்துண்டு உங்களுக்கு வந்து சோரே நை தேனன்னு இருக்கு இந்த டெக்ஸ்டைல் இந்த பிடிஎஃப்ல வந்து உங்களுக்கு வந்து சோரேன தேனன்னு இருக்கு இட்ஸ் ஓகே அதே மாதிரி உங்களுக்கு தத் அசத்தியம் தத்து பிளஸ் அசத்தியம் இந்த தகாரம் வந்து சந்தியில வந்து உங்களுக்கு தகாரமா ஆயிட்டும் இப்படி ஆயிடும் தது பிளஸ் அசத்தியம்னு ஃபர்ஸ்ட் மாறும் அதுக்கப்புறம் இந்த த இந்த இது வந்து இந்த ஆவோட சேர்ந்ததுனால தான் ஆயிடும் த த ஆயிடும் சத்தியம் தத சத்தியம் சரியா அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க ம் ஓகே ம் சரி ஆ So, यत् उक्तं चोरेण तेन तत् असत्यं whatever is been said by this thief is not true அசத்தியம்னா பொய் பொய் சொல்றான் இவன் அப்படின்னு இந்த மந்திரி சொல்றான் படிங்கோ பிரபோ आ, प्रभो कुत्र चोरः कुत्र सत्यं ம். अस्य वचनेषु अ, विश्वासः न करणीय इति मन्त्री मन्त्री रवाव् ருராவ ருராவ அப்படின்னா அழுதாருன்னு அர்த்தம் சரியா புலம்பினார் ஆமா சோ பிரபு குத்திர சோரக எங்க திருடன் வந்து வெண்வெல் எந்த இடத்துல வந்து ஒரு திருடன் வந்து உண்மையா சொல்லியிருக்கான் குத்திர சோரக குத்திர சத்தியம் குத்திரனா in general where it's an expression இங்க குத்திர சோரக குத்திர சுத்தியம் திருடனா வந்து உண்மையை சொல்ல போறோம் is never going to confuse அஸ்ய வச்சனேஷு விஸ்வாசகா ந கரணியா அஸ்ய அஸ்யங்கிறது இங்க சோரஸ்ய இந்த சோரனுடைய வச்சனேஷு வேர்ட்ஸ்ல விஸ்வாசக ந கரணியாக don't believe don't trust on his words அவனை நம்பாதீங்கோ ந கரணியாக அணியறிங்க இதி மந்திரி ருராவ இந்த மந்திரியானவர் இந்த மாதிரி புலமினார் அழுதார் இந்த ருராவங்கிறது உங்களுக்கு வந்து லிட்டு ரு தாத்து உங்களுக்கு வந்து லிட்டு பிரதம புருஷ ஏக்க வச்சன் சரியா ராஜா பட்டான ஆகுய மந்திரினக मन्त्रिणः वस्त् अ, वस्त्राणि परिशोधितुं अ, परिशोधितुम् आजया आजयामास உம் ஆக்ஞாபயாமாச உம் आज्ञापयामास உம் ஓகே சோ ராஜா பட்டானு ஆகுய சோ ராஜா என்ன பண்ணார் சோ இந்த மாதிரி சொன்னதுனால அந்த அந்த திருடன் வந்து கிளியரா சொல்லிட்டான் உம் வி- வி- விவாகம் பண்றதுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு டிஃபிகல்ட்டி இருக்குங்கிற காரணத்தினால I had stolen only two pieces of diamond third நான் தொடலைங்கிறான் உடனே இந்த மந்திரிக்கு பயம் வந்துருது because he was the one who has taken the third one இல்லையா சோ அவனுக்கு வந்து உடனே பயம் வந்துட்டு இந்த மாதிரி சொல்றான் பட் ராஜா வந்து was there during the theft happened so அதனால ராஜாவுக்கு வந்து நல்லா தெரியும் ராஜா பட்டானு ஆகுய ராஜாவானவர் அந்த பட்டானு அந்த சேவகர்களை ஆகுய கூப்பிட்டு விட்டு மந்த் கூப்பிட்டு விட்டு மந்திரினகா வஸ்திராணி மந்திரியினுடைய அந்த வஸ்திரங்களை மந்திரினகா அப்படிங்கிறது உங்களுக்கு அகாராந்த புல்லிங்கம் மாதிரி இருக்கு உங்களுக்கு வந்து சஷ்டியில இருக்குது மந்திரினகா மந்திரினோகோ மந்திரினாம்னு வரும் சப்தம் சரியா சோ மந்திரினகா வஸ்திராணி மந்திரியினுடைய வஸ்திரங்களை பரிசோதையுத்தும் செக் பண்றதுக்காக மாச சோ ராஜா பட்டானு மாச அதான் மெயின் சென்டென்ஸ் ராஜா ஆக்ஞாபயாமாச மாச மாச மாசத்துக்கும் மாசுகு லிட்டில் அகாரம் இது சரியா ராஜா அந்த பட்டானு அந்த சேவகர்களை கட்டளை கட்டளையிட்டார் எதுக்கோசரம் அப்படின்னா பரிசோதயித்தும் சர்ச் பண்றதுக்கோசரம் சரியா பரிசோதயித்தும் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு வந்து பரி பிளஸ் சுத்துங்கிறது தாத்து சரியா சுத்தியதி சுத்தியதா சுத்தியந்தின்னு உங்களுக்கு லட்டு வரும் இங்க சோதயித்துங்கிறது எதுல இருக்கு எந்த பிரத்தியத்துல இருக்கு துமன் பிரத்தியம் துமன் பிரத்தியத்துல இருக்கு சோ பரி பிளஸ் சோது சுத்து பிளஸ் தும் மூணு இருக்கு சரியா சோ பரிசோதயித்தும் அதை தேடுவதற்காக ராஜா பட்டானு பயாமாச யார எதை தேடுறதுக்கு வஸ்திராணி யாருடைய வஸ்திரங்களை மந்திரினக வஸ்திராணி அதுக்கோசரம் ராஜா என்ன பண்ணார் ஆகுங்க பட்டானு ஆகூய called the soldiers and asked them to search the uh, uh, minister's clothes. Sarya, next. Okay. Um, Bataha, hmm. Mantri Naha hmm. Vastrani, Parisho, Parishodya, hmm. Vastram, Vajramekam, uh, Bahi, Bahi Chakruhu. Bahi Chakruhu. Bahi Chakruhu. Ah, Bataha, Raja Agneya, Bataha, அப்படிங்கிறது the soldiers. ராஜ ஆக்ஞையா ராஜா பிளஸ் ஆக்ஞா ராஜா பிளஸ் ஆக்ஞா ராஜாக்யா ஆக்ஞையாங்கிறது திருத்தியா விபக்தியில இருக்கு ராஜ்யா ஆக்ஞான்னு வரும் இது வந்து சமஸ்தபோதம் இது ராஜ்யா ஆக்ஞா ராஜா ஆக்ஞா சரியா ராஜாவினுடைய கட்டளையினால் மந்திரினக வஸ்திராணி மந்திரியினுடைய அந்த வஸ்திரங்களை பரிசோத்திய செக் பண்ணி விட்ட பிறகு பரிசோத்தியாங்கிறது எதுல இருக்கு லெப்ல இருக்கு பரி பிளஸ் சுத்துங்கிற தாத்து சோ பரிசோத்திய பரிசீலனம் பண்ணிவிட்ட பிறகு வஜ்ரம் ஏகம் ஏகம் வஜ்ரம் நடக்கும் வஜ்ரம் பிளஸ் ஏகம் வஜ்ரம் ஏகம் அந்த வஜ்ரம் ஒன்றை பகிஹி வெளியில் சக்ருஹு கொண்டு வந்தார்கள் சக்ருஹு அப்படிங்கிறது கிரு தாத்து இருக்கு இல்லையா ஆஹ் ஆமா கருவத்துக்கு குருதாக குருவந்தி அப்படிங்கிறது கிரு தாத்துங்கிறது உங்களுக்கு உபயபதி குருத்தே குருவாத்தே குருவந்தி குருவந்தின்னுட்டு குருவத்தை அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து ஆத்மனை இருக்கு இது வந்து உங்களுக்கு வந்து சக்ரே சக்ராதே சக்ரிரே சக்ருஹு அவா செஞ்சா பகிஹி சக்ருஹு வெளிக்கொண்டு வந்தார்கள் ஆஹ் இது வந்து சாரி சாரி இது வந்து பரசனைபதத்துல தான் இருக்கு சகார சக்ரதுகு சக்ருஹு சாரி ஆத்மநேபதி இல்ல கரோத்தியுடைய லிட்டு கிருதாத்தனுடைய லிட்டு சகார சக்கரத்துகு சக்ருஹு சரியா பிரதம புருஷ ஏகவச்சனம் பகுவச்சனம் பட்டாகா சப்ருஹுவ தான் மெயின் சென்டென்ஸ் பட்டர்கள் சோல்ஜர்ஸ் செய்தார்கள் எதை செய்தார்கள் பகிஹி சக்ருஹு வெளிக்கொண்டு வந்தார்கள் எதை வஜ்ரமேகம் ஒரு வஜ்ரத்தை எங்கிருந்து மந்திரினகா வஸ்திராணி பரிசோத்திய மந்திரியினுடைய வஸ்திரங்களை பரிசீலனம் பண்ண பிறகு ஒரு வஜ்ரத்தை வெளிக்கொண்டு வந்தார்கள் எதுக்கப்புறம் பண்ணா அப்படின்னா ராஜ ஆக்னேயா by the order of the king சரியா இருக்கா அப்புறம் மந்திரி सावमानः नतोत्तमाङ्गो बभूव ஒரு நிமிஷம் ஓகே மந்திரி சாவமானக நத உத்தமாங்கக பபுவ சோ வந்து என்ன பண்ணார் அப்படின்னா மந்திரி சாவமானக அப்படின்னா அவமான அவமானேன சகிதகன்னு அர்த்தம் சாவமானகனா ஆஹ் ஒரே நிமிஷம் ஓகே ஓகே சோ மந்திரி சாவமானக நத உத்தமாங்கக பபுவ சோ அந்த மந்திரி என்ன பண்ணார் அப்படின்னா சாவமானக அவமானக அப்படின்னா அவமானம் தமிழ்ல சொல்றோமே அதேதான் சாவமானக அப்படிங்கன்னா அவமானேன சகிதக சாவமானக அவமானத்தோட இருந்து கொண்டு நத உத்தமாங்க உத்தமாங்கம் அப்படின்னால என்ன அப்படின்னா நத உத்தமாங்கம்னா இன் ஜென்ரல் என்ன அர்த்தம் அப்படின்னா தலை குனிஞ்சு நின்றான்னு அர்த்தம் வேற ஒண்ணும் இல்ல அதுக்கு எதுக்கு நத உத்தமாங்கம்னு போடணும்னா அங்கஹா அப்படின்னா பாடியோட பார்ட்ஸ் அதுக்கு அங்கம்னு பேரு சரியா அந்த அங்கத்தை வச்சுட்டு இருக்கிறதுனாலதான் இந்த சரீரத்துக்கு அங்கின்னு பேரு சரியா சோ இங்க வந்து உத்தமாங்கம்னு சொல்லும் பொழுது நம்ம நம்ம சரீரத்திலே உத்தமான அங்கம் டாப் மோஸ்ட் இருக்கிறது எது தலை தலை இல்லைன்னா இந்த சரீரம் ஒண்ணுமே கிடையாது சோ அதனால அமோங் த பாடி பாடி பார்ட்ஸ் இதுதான் வந்து உத்தமமான ஒரு அங்கம் சிரேஷ்டமான ஒரு அங்கம் அப்படின்னா அது தலை சோ அந்த நத உத்தம அங்க பபுவ அப்படின்னா நதசிரவோ பபுவன்னு அர்த்தம் தலைய குனிஞ்சுன்னு அப்படின்னு அப்படியே நின்றான் அவமானத்தினால புரியுறதா புரியுறதா அந்த எக்ஸ்பிரஷன் ஓகே ஓகே நெக்ஸ்ட் வேற யாரா படிங்க ராஜலட்சுமி படிக்கிறீங்களா ராஜாஜி मन्त्री न केवलं चोरः हम्म। अपि तु असत्यवा असत्यभाषी ம் ஓகே ஓகே மந்திரி ந கேவலம் சோரக அபிது அசத்திய பாஷி சோ வந்து என்ன அப்படின்னா மந்திரி வந்து கேவலம் அவன் திருடன் மாத்திரம் இல்ல சோரன் மாத்திரம் இல்ல திருட திருட்ட மாத்திரம் அவன் பண்ணல பொய்ய வேற பேசியிருக்கான் அபிது அசத்திய பாஷி அப்படின்னா he ஆல்சோ ஸ்பீக்ஸ் த இது ம், பொய் பேசுறான் அவன் சரியா நெக்ஸ்ட் படிங்க பவந்தக ஏவ தத்ர பிரமாணம் நீங்க தான் அதுக்கு வந்து பிரமாணம் நீங்க எல்லாரும் தான் அதுக்கு பிரமாணம் அயம் சோரக விருத்தையா சோர ஏவ அதாவது பவந்தக ஏவ பிரமாணம் அப்படின்னு சொல்லும் பொழுது பிரத்யட்சமா பார்த்தாச்சு அவனுடைய அவனுடைய குளோத்ஸ்குள்ள அவன் வந்து அந்த டைமண்டை வந்து மறைச்சி வச்சிருக்கணும் அதை வந்து பவந்தக ஏவ தத்திர பிரமாணம்னு சொல்லும்போது பிரமாணம்ங்கிறது ப்ரூஃப் பவந்தக அப்படிங்கிறது பவான் பவந்தோ பவந்தா நீங்கள் எல்லாரும் தான் இதற்கு பிரமாணம் சரியா அயம் அயம் சோரக விருத்தையா சோர ஏவ பரந்து நிர்பீக நிர்பீக நிர்பீக சத்தியவிரத தீட்சஸ்ச ஆஹ் அயம் சோரகா இந்த திருடனானவன் விருத்தியா சோரக ஏவ இவன் வந்து வந்து அவனுடைய விருத்தியான பொழப்பு அவன் பண்ற தொழிலால வந்து அவன் திருடனா இருக்கு திருடனா இருக்கான் பரந்து ஆனா நிர்பீகா அப்படின்னா ஃபியர்லெஸ் அவன் வந்து போல்டா இருக்கிறவன் சத்தியவிரத தீக்ஷ and he has also taken to the தீக்ஷா அப்படின்னா he has also taken the oath to uh, that he would speak only the truth சத்தியவிரத தீட்சா அப்படின்னா சத்தியத்தையே பேசுவேன்னு ஒரு தீட்சை எடுத்துருக்கான்னு சரியா அப்புறம் அஸ்ய சக சோரக அகமேவ அஸ்ய சக இவனோட இருந்த திருடன் வந்து யாரு அப்படின்னா அஸ்ய சகச்சோரக ஒரே வார்த்தை அது இவனோட இருந்த அந்த அந்த கூட்டுக்களவாளி யாருன்னா அது நான் தான் அகமேவ அப்படின்னு சொல்றான் இத்தியுக்துவா அப்படிங்க ராஜா ராத்திரௌ யத் விருத்த தத் சர்வம் சத்ய சத்யேபியோ சத்யேபியோ விஷதீச்சகார மேலும் என்ன இத்தியுக்துவா இந்த மாதிரி சொல்லிட்டு ராஜாவானவர் ராத்ரோ யத் விருத்தம் எத் விருத்தம் ராத்திரியில் ராத்திரங்கிறது சப்தமியில இருக்கு ராத்திரியில் எத் விருத்தம் எந்த ஒரு இன்சிடென்ட் ஆனது நடந்ததோ தத் சர்வம் அது எல்லாத்தையும் சப்யேபியா அங்க இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் விஷதி சக்கார விஷதி சக்காரன்னா he elaborated the whole incident the incident that happen on the previous night he the king elaborated the whole incident to every one சரியா அப்புறம் சப்யேபியா அப்படிங்கிறது அங்க இருக்கிற அந்த சபையில இருக்கிற அத்தனை பேருக்கும் அர்த்தம் சரியா அப்புறம் சோரஸ்ய சத்தியவிரதம் श्लाघमानः राजा मन्त्रिणः स्थाने तं नियम्य ம், असत्यभाषिणं मन्त्रिणां तत् सत्यानात् अपनी ஆஹாஹா, தத் अपनीय ஸ்தானாத் तत् स्नानात् सारी ம். तत् स्नानात् अपनीय कारागृहे न्यवेशयत् ஆஹ் சோரஸ்ய சத்தியவிரதம் ஸ்லாகமான சோரனுடைய அந்த சத்தியவிரதம் உண்மையே பேசுவேன் whatever happens I speak the truth ஏன்னா வந்து அவன் ராஜா கிட்ட தன்னுடைய அட்ரஸை கொடுக்காம போயிருந்தேன்னா ராஜாவால வந்து ஈஸியா அவனை ட்ரேஸ் பண்ணிருக்க முடியாது தன் அவனுடைய அந்த சோரனுடைய சத்தியவிரதம் அந்த உண்மையே பேசுவேங்கிற ஒரு விஷயத்த ஸ்லாகமானக புகழ்ந்து கொண்டே ஸ்லாகமானக ராஜா ஸ்லாகமானக அப்படிங்கிறது ராஜா கட்ஜெக்டிவ் புகழ்ந்து கொண்டே கொண்டு இருந்த அந்த ராஜாவானவர் மந்திரினக ஸ்தானே அதாவது இப்ப வந்து நான் முன்னாடி நான் சொல்லிட்டு வரேன் எவ்ரி கிளாஸ் நீங்க மறந்து போயிருப்பேலாம் என்னன்னு தெரியாது அந்த சத்ரு பிரத்தியம் படிக்கிறோம் இல்லையா பட்டன்னு ராஜா அஸ்தி கச்சன்னு ராஜா அஸ்தி அதே மாதிரி உங்களுக்கு வந்து சத்ரு வந்து பரஸ்மைபத தாத்துக்கள் எல்லாத்துக்கும் வரும் இந்த ஷானச்சுங்கிற பிரத்தியம் அதே அர்த்தத்தை தான் கொடுக்கும் but it will come for the ஆத்மநேபதி பிரத்தியம் இப்போ வந்து ஸ்லாகதே அப்படிங்கிறது தான் இதனுடைய லட்டு ஃபார்ம் ஆத்மநேபதி ஸ்லாகு அப்படிங்கிறது புகழறதுன்னு அர்த்தம் சோ வந்து ஸ்லாகமானக அப்படிங்கிறது ராஜாக்கு போடுது எப்படி வந்து கச்சன் கச்சந்தௌ கச்சந்தகா அப்படின்னு ஏழு விபக்திலையும் சப்தம் போடலாமோ அதே மாதிரிதான் மானக மானவ் மானாகான்னு இதுலயும் போடலாம் இது வந்து இட் இந்த இந்த இந்த இந்த ஷானச்சுங்கிற பிரத்தியம் இட் கம்ஸ் வித் ஆத்மனை பதி தாத்து அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்லாகமானக ராஜான்னு சொல்லும்போது ஸ்லாகித்து கொண்டு இருந்த ராஜான்னு அர்த்தம் the Chorasya Satyavrtam Shlagamanaha Raja, the king who was praising the, uh, the, the truthful nature of the thief என்ன பண்ணார் அப்படின்னா மந்திரினக தம் நியமிய தம் அப்படிங்கிறது கம் யாரை அந்த திருடனை மந்திரினக ஸ்தானே மந்திரியினுடைய சஷ்டியில இருக்கு மந்திரினக மந்திரியினுடைய இடத்தில் தம் சோரம் அந்த சோரனை நியமிய நியமிய அப்படிங்கறது அப்பாயிண்ட் பண்ணிட்டோம் லெப்ல இருக்கு அவனை அப்பாயிண்ட் பண்ணிட்டோ அசத்திய பாஷினம் மந்திரினம் பொய் பேசிய அந்த மந்திரியை வித்யா விபக்தி ஏகவச்சனம் தத் ஸ்தானாத்து அபனிய தத் ஸ்தானம் அப்படின்னா தத்து மந்திரி ஸ்தானாத்து சரியா அந் தத்து அப்படிங்கிறது அந்த தத்துக்கு நம்மளே அர்த்தம் புரிஞ்சுக்கணும் அந்த அந்த ஸ்தானம்னா எந்த ஸ்தானம் அந்த மந்திரி பதவி ஸ்தானம்ங்கிறது இந்த இடத்துல வந்து ஸ்தானம்னா இன் ஜென்ரல் பிளேஸ் இந்த இடத்துல ஸ்தானம்ங்கிறது பதவி பொசிஷன் தத் ஸ்தானாத்து ஃப்ரம் தட் பொசிஷன் அபனிய ரிமூவ் பண்ணிட்டோம் சரியா இப்ப வந்து அபனியம்ங்கிறது லெப்ல இருக்கு உங்களுக்கு அப்ப பிளஸ் நீ தாத்தும் அப்ப நீ ரிமூவ் பண்ணிட்டோ காராகாரே அந்த காராகாரம்ங்கிறது ஜெயிலு ஜெயிலில் அந்த இது சிறையில் நிவேஷயத்து தள்ளிவிட்டான் சரியா புரியுறதா உம் நெக்ஸ்ட் ததாரபிய ஜோரஸ்ய ஜீவன சக்கரம் நிர்வ சக்கரம் அபூத் निर्वक्रम् अभूत् உம் சோ இந்த லீவன சக்கரம் வர இருக்கு புக்ல அது ஆரம்பிய அன்னிலேந்து ஆரம்பிச்சு சோரஸ்ய சோரனுடைய ஜீவன சக்கரம் அப்படின்னா அந்த லைஃப் சைக்கிள் நடத்தும் அப்படின்னா அவனுடைய லைஃப் அவனுடைய டே டு டே ரொட்டீன் அது வந்து நிர்வக்ரம் அபூத் அப்படின்னா வக்ரம்னா குட்டிலம்னு அர்த்தம் அது வந்து சரியான போ சரியாம போ சரியா போகாததுன்னு அர்த்தம் நிர்வக்ரம் அப்படின்னா சரியா போறதுன்னு அர்த்தம் சோ அவனுடைய லைஃப் சைக்கிள் அந்த லைஃப் டே டு டே லைஃப்ங்கிறது நல்லா சாதாரணமா ஜம்முன்னு போயிட்டு இருந்தது without any hurdle it was moving சரியா அபூத்துங்கிறது உங்களுக்கு என்னது அபூத்துங்கிறது பாஸ்ட் காரா அபூத் பாஸ்ட் லுங்கு லுங் தான் இன்னொரு சரியா லங்கு சொல்லியிருக்கோம் நம்ம லங்கு நிறைய வந்திருக்கோம் லிட்டும் நிறைய வந்திருக்கோம் அபூத்துங்கிறது லுங்குங்கிற ஒரு பாஸ்டன்ஸ் சரியா அப்புறம் படிங்க சோரஸ்ய அவசியகதைவ நாசித்து தஸ்ய ஆஹ் சோ ஏன் அப்படின்னா அன்னிலேருந்து அவனோட ஜீவன சக்கரம் நிர்வக்கரம் போயிட்டு இருந்தது அப்படின்னா எப்படி அப்படின்னா சௌரியசிய ஆவசியகதா ஏவ நாசி தஸ்ய தஸ்ய சௌரஸ்ய சௌரியசிய அவசியகதா திருட்டு தொழில் உன்னுடைய அவசியமே அவனுக்கு இல்ல அவசியகதா பிளஸ் ஏவ அவசியகதா ஏவ விருத்தி ந ஆசீத் ந பிளஸ் ஆசீத் நாசீத் சரியா இங்க சவர்ண தீர்வம் சோ சௌரியசிய ஆவசியகதா ஏவ தஸ் ந ஆசீத் தஸ்ய ஓகேவா அது சென்டென்ஸ் பார்த்தேன்னா தஸ்ய சௌரஸ்ய சௌரியசிய ஏவ அவனுக்கு there was no necessity for him to do to go after to steal because he was well placed மந்திரி ஆயிட்டான் அவனுக்கு வந்து திருடணுங்கிற அவசியமே இல்லை அப்புறம் द्यूदार्थम् आवश्यको இது தியூதார்த்தம் டியூத்தம்னா கேம்பிளிங் கேம்பிள் பண்றதுக்கும் அவனுக்கு அவகாசம் அப்ப ஏன்னா அவன் வந்து அந்த குரு கிட்ட என்ன சொல்றான் என்னோட ஜீவனமே திருட்டு தொழிலால தான் அண்ட் நான் வந்து how will I pass my day during the day time to pass my time நான் என்ன பண்ணுவேன் ஐ வாஸ் பிளேயிங் இது தியூத்தம் uh, விளையாடிட்டு இருந்தேன் அப்படிங்கிறான் இப்ப வந்து அவனுக்கு he has become a minister அதனால அவனுக்கு அதுக்கு அவகாசமே இல்லை சரியா தியூதார்த்தம் அவகாசோப்பி ந தியூதம் விளையாடுறதுக்கு அவகாசன சமயா இத்தர்த்தா அவகாசன ஸ்பேஸ் இது சரியா சமயம் அவகாசா பிளஸ் அபி அவகாசோ அபி அப்படின்னு வந்திருக்கு ந லப்தா அவனுக்கு கிடைக்கவில்லை சரியா அதான் உம் உங்களுக்கு லப்பு தாத்து லப்தா சரியா உம் அப்புறம் ச ச ஸ்தேனஹ ஸ்தானே வியவஹ வியவஹரண श्रद्धाभक्ति समन्वितः गुरुं सदा हृदये स्मरन् सत्यव्रतं धृ धृतया दृढया दृढतया திருடதயா அனுசசார दृढतया अनुससार சச்சஸ்தேனக அந்த திருடனோ மந்திரினக ஸ்தானே சம்யக் விவகரன்னு மந்திரியினுடைய அந்த பதவியில் சம்யக்கு அப்படின்னா நன்ன ந- நல்ல விதமாக சரியா விவகரன்னு விவகாரம் பண்ணிண்டு ஸ்ரத்தா பக்தி சமன்விதா ஒரு ஸ்ரத்த ஒரு ஸ்ரத்தையோடையும் பக்தியோடையும் என்ன அப்படின்னா ஸ்ரத்தாங்கிறது ஃபெய்த்து பக்திங்கிறது டிவோஷன் அதோட சமன்விதா சேர்ந்தவனாக குரும் குருவை சதா எப்பொழுதும் ஹிருதயே ஹிருதயத்தில் ஸ்மரன்னு ஸ்மரித்து கொண்டு சத்தியவிரதம் திருடத்தையா திருடத்தையா அனுசசார சத்தியவிரதம்னு சத்தியத்தை தான் பேசின்ற பேசுவேன்னு ஒரு விரதம் எடுத்துட்டு இருக்கான் ஒரு தீட்ச அத திருடத்தையா திருடத்தையா அனுசசார அவன் வந்து திருடமா ஹீ ஃபாலோடு அனுசசார அனுசசாரங்கிறது உங்களுக்கு லிட்டில் இருக்கு சரியா சோ ஸ்தேனகா மந்த் ஸ்தேனகா என்ன பண்ணான் அந்த ஸ்தேனகாக்கு அப்ஜெக்டிவ் தான் உங்களுக்கு வந்து ஸ்ரத்தா பக்தி சமன்விதா ஸ்தேனகா எப்படிப்பட்ட ஸ்தேனகா அப்படின்னா ஆஹ் ஸ்ரத்த பக்தியோட இருக்கின்ற அந்த திருடனானவன் மேலும் என்ன பண்ணா நகஸ்தானே சமயக் விவகரன்னு விவகரன்னு அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இது இதுல இருக்கு சத்ரு பிரத்தியத்துல இருக்கு சோ வந்து <clears throat> விவகரன்னு விவகாரம் பண்ணி கொண்டிருக்கிற ஸ்தேனகா குரும் குருவை சதா எப்பொழுதும் ஹிருதயத்தில் ஸ்மரன்னு ஸ்மரிக்கிறதும் திருப்பியும் உங்களுக்கு வந்து சத்ருல இருக்கு ஸ்மரிச்சுண்டு சத்தியவிரதம் திருடத திருடதையா அனுசசார சத்தியவிரதத்தை ரொம்ப திருடமாக ஃபாலோ பண்ணா சசார சரு சிறு சரு தாத்து சசாரன்னு ஃபார்ம் அணுங்கிற உபசர்க்கம் வந்திருக்கிறதுனால ஃபாலோ பண்ணாங்கிற அர்த்தத்துல சரியா அப்புறம் படிங்கோ ஏகதா தஸ்ய குருகு महापुरुषः तं नगरम् आगच्छत् ஆஹ் ஏகதா ஒரு சமயம் ஒன்ஸ் தஸ்ய குருஹு தஸ்ய சோரஸ்ய இப்ப வந்து தச் அந்த மந்திரியான அந்த திருடனுடைய குருஹு குருவானவர் அவர் எப்படி மகாபுருஷா பெரிய ஒரு டிவைன் பர்சன் தம் நகரம் அந்த நகரத்தை ஆகச்சது வந்து அடைந்தார் he came he visited the city once ஓகேவா शिष्यस्य अभ्युदयं श्रुत्वा निर నితారాం సంతోషం నితరాం సంతోషం చ ప్రాప அபியுதயம் அப்படின்னா ப்ராஸ்பரிட்டி அவனுடைய அந்த முன்னேற்றத்தை ஒரு திருடனாக இருந்தவன் இன்னைக்கு வந்து is a minister of a country அப்படின்னு சொல்லும் பொழுது it's a very proud moment so சிஷ்யஸ்ய அபியுதயம் ஸ்ருத்வா after hearing the prosperity of his student நிதராம் சந்தோஷம் ச பிராப பிகேம் வெரி எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி நிதராம் சந்தோஷம்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை பிராப்ப அடைந்தார் பிராப்பங்கிறது லிட்டில் இருக்கு உங்களுக்கு ஆப்பு இருக்கு பார்த்தீங்களா அதோட அப்ராங்கிற உபசர்க்கம் சேர்ந்து அப்புறம் சிஷ்யோ அபி தஸ்யா தஸ்யாம் ஆகமனம் ஞாத்வா தஸ்ய ஆகமனம் ஆகமனம் ஆகமனம் ஞாத்வா தம் குருமுப கம்ய குருमुपगम्य पातयोः प्रणिपत्य स्वामिन् भवती यादेव दिव्यो पदेशात् अनेन उपदेशात् दिव्योपदेशात् दिव्योपदेशात् अनेन जनेन लब्धम् एतत् औन्नत्यम् लब्धमेतत् औ औन्नत्यम् इति सविनयं न्यवेदयत् शिष्यः अपि शिष्योऽपिङ्गर् शिष्यः प्लस् अपि அந்த சிஷ்யனும் கூட தஸ்ய ஆகமனம் அவருடைய வருகை எவருடைய வருகை குருவினுடைய ஆகமனம் வருகையை ஞாத்வா அறிந்து கொண்ட பிறகு ஞா பிளஸ் துவா பிரத்யாந்தம் தம் குரும் அந்த குருவை உபகம்ய உப பிளஸ் கம் தாத்து லெப்புல இருக்கு அந்த குருவை அடைந்து விட்ட பிறகு அந்த அடைந்து பாதையோகோ பிரணிபத்திய பாதத்தில் விழுந்து சரியா இதுவும் வந்து லெப்புல இருக்கு பிரணிபத்திய ஆஹ் சரியா சுவாமின் தேவ திவ்ய உபதேசாத்து உங்களுடைய அந்த திவ்ய உபதேசத்தில் இருந்து பவதியாது சரியா பஞ்சமியில இருக்கு இந்த திவ்ய உபதேசாத்துக்கு அது ஜஸ்டிஃபை பண்ணும் குவாலிஃபை பண்ணும் சோ பவதியாதேவ திவ்ய உபதேசாத்து உங்களுடைய அந்த திவ்ய உபதேசத்திலிருந்து திவ்ய பிளஸ் உபதேசா திவ்யோபதேசா ஆ உ சேர்ந்து ஓ ஆயிருக்கு சரியா திவ்யோபதேசத்திலிருந்து அனேன ஜனேன இந்த மனிதனால் அப்படின்னு தன்னையே சொல்லிக்கிறான் அனேன ஜனேன இந்த இந்த சோரனாக இருக்கிறேனே இந்த என்னால் லப்தம் ஏத்தத்து ஔன்னத்தியம் ஏத்தத்து ஔன்னத்தியம் லப்தம் அனேன ஜனேன இந்த ஒரு ஔன்னத்தியம் அப்படின்னா உன்னதம் higher position has been obtained by this person by me அப்படின்னு அர்த்தம் சரியா சோ வந்து இங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து இங்க வந்து அந்த வேர்ட்ஸ் என்னெல்லாம் தெரியுமா இங்க இங்க சொன்னேன் இல்லையா திவ்யா பிளஸ் உபதேசாத்து திவ்யோபதேசாத்துன்னு வேர்ட் சிங்கிள் வேர்டா இருக்கு அதுக்கப்புறம் உம் ஆஹ் நெக்ஸ்ட் வந்து लब्धम ये तत् प्लस औन औन्नत्यम लब्धम ये तत् औन्नत्यम ओरे वर्ड लब्ध सरिया सरिया ஓகே இருக்கா லப்தமேத வேற என்ன இருக்கு வார்த்தை அதே மாதிரி குரும் பிளஸ் உபகம்ய குருவை குருங்கிறது தித்யா விபக்தியில இருக்கு குரும் பிளஸ் உபகம்யா ஓகேவா சரியா இருக்கா படிங்க நெக்ஸ்ட் गुरु Mm. गुरुः तं Ah. शिष्यं शाशिर्भिः अनुगृह्य वत्स सत्यमेव विजयते ம். एतत् सर्वथा स्मर न कदापि विस्मर इति अ, प्राबोधयत्. प्राबोधयत् ஆஹ் குருஹு தம் சிஷ்யம் குருவானவர் அந்த சிஷ்யனான அந்த திருடன் அவனை சாஷீர் பிஹி அப்படின்னா ஆஷீர் பிஹி சகிதம்னு அர்த்தம் ஆஷீர்னா பிளெஸிங்ஸ் அதோடு கூட சரியா அனுகிரகிய அனுகிரகம் செய்து விட்ட பிறகு லெப்ல இருக்கு அணு பிளஸ் கிரகு வச்ச குழந்தை சத்தியமேவ ஜெயதே ஆர் விஜயதே சத்தியம்தான் வெல்லும் ஏதது சர்வதா ஸ்மர இத எப்பயுமே வந்து நீ ஸ்மரிச்சுக்கோ ஸ்மரங்கிறது எதுல இருக்கு ஸ்மரதாம் ஸ்மரந்து ஸ்மர தோம் ஸ்மர ஏதத்து சர்வதா தோம் ஸ்மர ந கதாபி விஸ்மர விஸ்மரவும் லோட்டுல இருக்கு இது பிராபோதயத்து பிராபோதயத்துங்கிறது புத்து தாத்து அபோதயத்துங்கிறது லங்கு உங்களுக்கு பிராங்கிற உபசர்க்கம் சேர்ந்ததுனால பிராபோதயத்து அபோ போதனம்ங்கிறது சொல்லித்தரதுன்னு அர்த்தம் பிராபோதயத்து அப்படின்னா அவேக்கனிங் அர்த்தம் அவேக்கண்ட் ஹிம் அதாவது அவனுக்கு வந்து விழிப்புணர்ச்சியை கொடுத்தாருன்னு அர்த்தம் இந்த மாதிரி சொல்லிட்டும் நீ வந்து எப்பவுமே உண்மைதான் வெல்லும் அதை எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோ எப்பயுமே மறக்காத அப்படின்னு அதான் இந்த கதை சத்தியமேவ விஜயத்தே சரியா